சோகலகாய்ஸ் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் அதுக்கப்புறம் பெல் பண்ணி ஒன்று அதையும் பொச்சக் பொச்சக் பொச்சக்னு ஒரு அழுத்தி அதுக்கப்புறம் கமெண்டில் ஒரு பொச்சக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக்கில் ஒரு பொச்சக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பச்சக் பொச்சக் பொச்சக்னு வடிவேல் சொல்லுவார்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச்க்குள்ளே போகிறோம் கைஸ் இங்கே நடக்க போகுது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேப்பா ஸோ அலாக்க போட்டு வேறு லெவலில் இந்த சா சாய பேர் என்ன சொல்கிறது அது பேர் பிஸ்டல் பிஸ்டில் கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் போட்டுட்டான் வேற லெவல் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி மூணு வேற லெவலில் உழுதப்பா வேற லெவலில் உழுது ம் நம்மளாம் சும்மா ஹேக்கர் லெவலில் அடிப்போம் மேட்சை ஃபுல்லாக பாருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மேட்ச் பூரா ஹெட்டு தான் மேட்ச் பூராவே ஹெட்டு தான் விழுந்திருக்கும் பாருங்கள் அங்கே பாருங்கள் அழுத்து அழுத்து பார்த்தீங்களா பயங்கரமான ஹெட்டாக இருக்கும் ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க ஓகேவா ஸோ ஹெட் அடிச்சு ஓகே ஓகே இன்னும் ஒருத்தர் மட்டும் என்ன நடக்க போது நடக்க போகுது அப்சூட் வெயிட் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி விக்ட்ரியே அடிச்சு விட்டானே சரி ரைட்டு போட்டுக்கிட்டு போட்டு ஒரு ரெண்டாவது ரவுண்டு போகும் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்சூட் வெயிட் பண்ணி பாருங்க ரெண்டாவது ரவுண்டு பார்த்தாச்சு என்ன கண்ணை எடுக்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா டைம் என்ன இருக்கும் அதான் எடுக்க முடியும் சரி ரைட்டு என்ன கண்ணை எடுக்கும் அப்சூட் வெயிட் பண்ணி பாருங்க யூஎம்பி எடுத்தாச்சு கேஸ் யூஎம்பி எடுத்து வச்சு சும்மா வேறு லெவலில் அழுத்தும் ஓகேவா ஸோ உள்ளன்ட்டு அழுத்த முடியுமா அப்படின்னா அழுத்த முடியாதுல்ல சரி ரைட்டு வெளியே போய் தான் அழுத்தணும் வெளியே திறந்து விடுக்கடா நாய்களா வெளியே திறந்து விடு காரணங்களா இந்த இது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல எல்லா பிளேயர்ஸும் ஒரே லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு அப்படி தான் உள்ளே வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ ஓகே வெளியே போயாச்சு ஓகேவா சம்மந்தமே இல்லாமல் லூத்தனமாக பேசிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் கண்டுக்கிட்டாங்க ஓகேவா ஸோ இவன் போய் எடுத்துட்டு வேறு லெவலில் ஓடி போகும் அஜிஜோ அஜிஜோ இங்கிட்டு ஒருத்தர் இருக்கான் அஞ்சு இங்கிட்டு ஒருத்தர் அஞ்சு போட்டு வெட்டு போட்டு வேறு லெவல் கண்ணு விழுதப்போ ஆபோடு இங்கிட்டு ஒரு தள்ளி தள்ளி ரோட்டு அழுத்து அழுத்துடா டேய் மண்டையே காட்டுறான் பண்டே அடி அழுத்து போடு இந்த மாதிரி வேற லெவலில் எல்லாத்தையும் அழுத்திட்டு இருந்தால் வேற லெவலாக தான் இருக்கும் ஒரே அழுத்தமானமாக தான் இருக்கும் இங்கிட்டு ஒரு அழுத்து அஜிஜோ அஜிஜோ இருடா என்னடா நீங்கள் அடுத்த வாங்கடா அடுத்த வாங்க இந்த கில் எடுத்துருவோம் பிறகு அவன் உயிர் கொடுத்து வந்துட்டானா அது வேற என் டீமெட்டு அடிக்காது அழுத்துடா போடு அழுத்திச்சு வேற லெவலு உயிர் கொடுத்துருவோம் சரி ரைட்டு வேற லெவல் ஏ என்னடா ரிவே பட்டனை காணும் அஜிஜோ இந்த பையன் வேற பாவமே கில் எடுத்துருவான் நம்மளுக்கு கில்லு தான் வேணும் ம் ரிவே பண்ணுறதா முக்கியம் ரைட் ரிவே பண்ணிடுவோம் ரிவே பண்ணியாச்சு ஓகே இன்னும் ஒருத்த மட்டும் இருக்கான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள் இவன் எடுத்து கொண்டு வேற லெவல் ஓடிட்டு இருக்கோம் டே எங்கடா இருக்க மண்டையா எங்கே இருக்கே மூஞ்ச கம்மி மூஞ்ச கம்மி அடிச்சிருவோம் எங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிறான்னு தெரியல டேய் இங்கே இங்கிட்டு பக்கம் ஓடு நீ ஈஸ்ட் சைடு போ நான் லெஃப்ட் சைடு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் சொல்லிட்டு வேற லெவலில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் எங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது டே சிக்னல் காமி இந்த இருக்கான் இந்த இருக்கான் தெரிந்து விட்டது தெரிந்து விட்டதுடா தெரிந்து விட்டது அடுத்து உருவாய் வரான் அடியை பார்த்தீங்களா வேறு லெவலில் ரெண்டாவது ரெண்டு மூடிச்சாச்சு கைஸ் சும்மா க்ரோஸாக கன்று வச்சுட்டு முடிக்கல யூஎம்பி கன்று வச்சு தான் முடித்தேன் ஓகேவா ஸோ மூணாவது ரவுண்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்டேட்டஸில் போடுறது அப்படி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா இந்த பிளாக் ஸ்டார் ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் சேனலும் மொத்தமாக சுத்தமாக சோழி முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க அப்படி சொல்லிக் கொடுவது யாருன்னா நம்ம பிளாக் ஸ்டாரை தான் சரி ரைட்டு ஓகே ஒரு அழு தள்ளி கொண்டு ரெண்டு பேரும் சும்மா வேற உள்ள ரன்னிங் ரேஸில் ஓடி கொண்டிருக்கோம் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படி சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கும் இருபது மூணு மேலே டைம் டூடி க்ளோஸ் ஆகும் வரல இங்கிட்டு வருவானே நம்ம வர்ற டைமில் எப்போ பார்த்தா இங்கிட்ட ஒரு எனிமி இருக்கணும் இந்த டைமில் எனிமி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா இல்லை எப்போ பார்த்தாலும் இருப்பானே இந்த டைம் இல்லை ஓகேவா ஸோ இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க டேய் எனக்கு கிடைக்க வேண்டிய கிளப்புற நீங்களே அழிக்கிறாதீங்கடா நான் வந்து உனக்கு நானும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கிள்ள எடுத்துக்கிறேன் ஐயோ என் டீமேட் ஒருத்தனை அடிச்சு விட்டாங்களே இன்னும் ரெண்டு பேருக்கும் டேய் இவனை எப்படி கப்பத்துறதுக்கு குழுவால் போடுறா அடி போடுங்க அது லெவல் அடிக்கிற எல்லாம் லூசு போயிலாம் இருந்தால் ஈஸியாக தான் இருக்கும் மேஜிக் உயிரை கொடுத்தாச்சு எல்லாம் ரிவே பண்ணி கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது என்ன செய்யுது சரி போகும் போகும் போகும் போகும் இங்கே இங்கே இங்கே இங்கே அந்த மேலே ஒருத்தன் இருக்கான் இந்த மேலே ஒருத்தருக்கவன அழுத்துடா போடு அஜிச்சோ அஜிச்சோ அழுத்து அஜிச்சோ அஜிச்சோ சிக்க மாட்டேங்கானப்பா இவன் பெரிய பிள்ளைலங்கடி ஆளாக தான் இருக்கான் சரி பார்ப்போம் சரி ரைட் பார்ப்போம் பார்ப்போம் இங்கே வேலை தெரியுமா கிட்டத்தில் உள்ளே உள்ளே போயிடுவான் எனக்கு ஓகேவா ஏய் டாய் டாய் டாய் ஐயோ அதுக்குள்ளே அடிச்சு பிடிக்கலா என்னடா இது சொல்ல வேண்டாமா நான் அடிச்சு புட்டேனே அப்படின்னு ஏதாவது ஒரு சொன்னாலும் சேர்த்து தெரியும் இன்னும் சுத்தமாக ஓடிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு தெரியவில்லையே தெரியவில்லையே ஓடுவோம் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் டாய் இது சோன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதப்பா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கி இன்னும் கண்ணாடி போட்டாலும் உனக்கு தெரியல ஓகேப்பா இங்கே இருக்கான் இங்கே இருக்கான் இங்கே இருக்கான் இங்கே இருக்கான் ஐயோ இங்கே பின்னாடி தான் இருக்கான் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு கண்டு தெரியாத அழுத்துடா போட்டு போட்டு இரநூத்தி மூணு வேற லெவலப்போ வேற லெவலில் இருக்கு இரநூத்தி மூணு அடிச்சுட்டேன் கில்லு ஹிட் சாட்டில் போ எல்லாம் ஏதோ ஒரு ட்ராக் வித்தை நான் கற்று வச்சிருக்கேன் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன் வைக்கவா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்போ நம்ம மட்டும் நான் சொல்லித்தருவேன் அது எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மேட்சை சொல்லித்தரேன் வைக்கவா ஸோ இந்த ரவுண்டு சொல்லித்தரேன் நீங்கள் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அப்போ நம்ம மட்டும் சொல்லித்தருவேன் அதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் பார்க்கணும் இந்த வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது கீழே ஸ்க்ரோல் பண்ணி எல்லா வீடியோ பார்த்தா தான் சரி போடும் என்ன நமக்கு வந்துட்டு அப்படியே அழுவ அழுவாங்க அழுது உருங்கிடும் அப்படியே கண்ணில் தண்ணீராக வெளியே வந்துடும் சரி பார்ப்போம் பார்க்குறோம் ஃபோர்ஸ் அடிச்சுட்டு வேறு லெவலில் ஓடி பண்ணியிருக்கும் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு இந்த பிளாக் சரஃபோட ஃபேமஸ் டைலாக் என்னென்னா என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க ஓகேவா ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம் இங்கே இருக்க அழுத்து போட்டு கேட்டு ஏடா என்னடா இது நான் தானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு வாங்கடா வாங்கடா எல்லா ஆஃப்லைன் பிளேயரையும் போட்டு மாட்டு வாண்டா போட்டு அழுத்து இந்த மாதிரி தான் கைஸ் ட்ராக் பண்ணும் ஒன்றுமே இல்லை சும்மா சிம்பிளாக ட்ராக் பண்ணுங்கள் குருட்டடியில் உழுந்தால் தான் உண்டு ஓகேவா ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது குருட்டடி கோவிந்தன் என்ன நம்ம வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வந்து பெரிய கெட் அவுட் பிளேயர்லாம் கிடையாது நம்மளே தரமான பாட்டு என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் இந்த டிமோட்டிவேஷன் பண்ணுற கமெண்ட்டில் டிமோட்டிவேஷன்லாம் பண்ணக்கூடாது அப்புறம் நீ ஒரு பாட்டு நீ ஒரு நோப்பு நம்மளே ஒரு என்டர்டைனிங்க்கு வீடியோ போட்டுட்ருக்கோம் கைஸ் என்ன கைஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேயர் என்ன ப்ரொஃபஷனல் சேனல் போய் பாருங்கள்